இது மர்ம தேசம் திரு சேவியர் என்னதான் நடந்தது அப்ப வந்து எனக்கு இருந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்ப நைட்ல வந்து எப்பவுமே நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸோட மிட் நைட் படம் பார்க்க போவோம் பாருங்களேன் மோட்டர் பைக்ல நான் இருந்தது இப்போ தம்போன்னு கிட்ட அப்ப போயிட்டு படம் பார்த்துட்டு வரும்போது மணி வந்து இருந்த ஒரு ஒன்றரை இருக்கும் அப்போ நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போயிட்டு இருக்கோம் ஒரு மூணு மோட்டர் போயிட்டு இருக்கோம் மூணு மோட்டர்லயும் வந்து ஒரு ஒரு மோட்டர் ரெண்டு ரெண்டு பேர் போயிட்டு இருக்கோம் நான் முன்னுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பக்கத்துல தான் ஒரு வயசானவர் போயிட்டு இருக்காரு நடந்து கூணு வளைஞ்சி ஆனா என்னன்னா அவர் சுமாரா ஒரு இருந்து நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு ஒரு அடி அவ்வளவு தூரத்துல இருக்கும் போலக்கு அவரோட அந்த கம்பு சத்தம் வந்து எங்கிட்ட கேக்குது டக்கு டக்கு டக்குன்னு அப்ப நான் சொன்னேன் சரி பிரச்சனை இல்ல நம்ம போய் கேட்போம் எத்தனை மணி ராத்திரி நடந்து போறாரு போய் கேட்போம் அப்படி ஒக்கேன்னா நம்ம ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டர்ல மூணு பேர் ஏறிக்கிட்டு அப்பதான் பிரச்சனை இல்லையே அப்ப நாம கிட்ட போனோம் பாருங்க முண்ட நடந்த போது தலை எல்லாம் ஒரே ரத்தம் மோட்டர் கேரை போட்டு தூக்குனோம் பாருங்க எனக்கு கூட்டாளி பின்னாடி உட்காந்துருந்தெல்லாம் எனக்கு நனவு இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வீட்டுல நுப்பாட்டம் தான் எனக்கு நனவு நீங்க பார்த்தது உங்க ஃப்ரெண்டும் பார்த்தாரா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்புறம் மரணாத்தி வந்து ஃப்ரெண்ட் வந்து எண்ணிக்க முடியல அவருக்கு வந்து ஒவ்வொரு காய்ச்சல் அது ஒண்ணு என் கண்ணால பார்த்தது ஆனா முன்ன நடந்து போய்கிட்டே இருக்கு ரொம்ப தூரத்திலேயே வந்து அவரோட அந்த கம்பு சத்தம் கேட்கு டங் டக்கு டக்கு டக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போது நாங்க வந்து இந்த குட்டை இருக்குல்ல அப்பெல்லாம் வந்து இந்த லொம்போங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏரியால இருக்கும்போது இந்த சீன பிறநாள் வந்து அலுவல சத்தம் கேட்கும் நீங்க கேட்டீங்கன்னா கிட்டா உங்க பக்கத்துல கேட்கும் அப்புறம் தூரத்துல கேட்கும் பக்கத்துல கேட்கும் தூரத்துல கேட்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து அலுவலக சத்தம் உருவம் எட்டத்திலே உருவம் தெரியும் அப்போ என் தம்பி என்ன பண்ணிட்டாரு அப்பதான் விளையாட்டு போக்கு தானே அவருக்கு ஒரு பதினேழு இருக்கும் அவர் சொன்னாரு நீ உண்மையான ஒரு பொம்பளையா இருந்தா வான்னு அப்ப அது வந்து ஒரு சின்ன ஆறு எங்க வீட்டு பக்கத்துல மணி சரியா பன்னெண்டு இருக்கும் ராத்திரி அந்த லேடி வந்து ஒரு காலை தூக்கி அந்த ஆத்துல வச்சாங்க பாருங்க ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு அவரு அவங்க காலு அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதோட நாங்களாம் ஓடிட்டோம் மறுநாள் வந்து எனக்கு என் தம்பிக்கு எல்லாத்துக்குமே காய்ச்ச சரியான காய்ச்சல் ரெண்டு தான் என் வாழ்க்கை இன்ன வரைக்கும் மறக்க முடியாது அவங்க கால் எடுத்து தண்ணிக்குள்ள வச்சாங்களா ஆஹ் ஏன்னா கொஞ்சம் உயரமா இருக்கும் பாருங்க அப்ப அந்த உயரத்துக்கும் அவங்க கால் வச்சதுக்கும் அந்த நிலா வளைச்சதும் அந்த கால் நல்லா தெரிஞ்சு அவ்வளவு பெரிய கால் நாங்க ஓடுன ஓடி கட்டுரைகளை பூந்தது தான் அப்பெல்லாம் வந்து இந்த இந்த வீடு தானே பழகு வீடு பழக வீடு ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு வீடு இருக்கும் பாருங்க கம்பத்தி வீடு மாதிரி மரணத்துல இருந்து எங்களுக்கு செம்ம காட்ச அதை பார்த்து என்னோட லைஃப்ல வந்து இது ரெண்டும் மறக்க முடியாது ஆனா என்ன மறக்க முடியாதுன்னா ஏன்னா நான் கிட்ட குளிஞ்சி அவங்ககிட்ட கேட்க பண்ண பாருங்க ஐயா உங்களை ஏத்தனமா அப்படின்னு கிட்ட குளிஞ்சி கேட்கும் போது தலை எல்லாம் முண்டும் அறுத்த மாதிரி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான சம்பவம்லாம் நடந்திருக்கா ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புரியாத புதிரா இருக்கா அதை பத்தி எங்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க